எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சாரியுடைய நம்பர் டுவெண்ட்டி த்ரீங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து டீல் ப்ளூ கலரில் இருக்குது பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு லைட் பெய்ஜ் கலரில் வரும் half white with gold finishing அந்த மாதிரி வருங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸாக தான் வரும் சேரீயில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது சின்ன புட்டா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு மூணு ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு பெரிய புட்டா வரும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் தாங்க இந்த புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் சாரீ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வருதுங்க சில்க் மார்க் டேக்கோடு நீங்கள் பியூர் சில்க் வாங்கினாலுமே அது பியூராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் sari number twenty four body of sari rani pink கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர்லேயும் வருதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி டைப்பாக இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ தாங்க ஸோ யூஷுவல் ப்ரைஸ் வந்து six thousand seven hundred above தான் நம்ம போடுவோம் இப்போ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் sari number twenty five pallu and blouse peacock blue body of sari red colour six thousand five ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த சாரீ தான் வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சாரீ நம்பர் வேணும்னா நீங்கள் sari number twenty five book பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் நம்பர் பார்க்கும்போது அதாவது உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபார் யூவரை ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் நீங்கள் கேட்கும்போது அந்த சாரி வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக் கொடுங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் பேமெண்ட்டே வந்திருந்தது அப்படின்னா சோல்டுங்கிற ரிப்ளை கொடுப்போங்க சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க body of sari peach colour dark பீச்சில் இருக்கும் பலூன் ப்ளவுஸ் க்ரீன் கலர் எல்லாமே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் ஜரியில் தாங்க இருக்குது ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் ஜரி ஹஃபைன் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk sari number twenty seven body of sari teal blue கலர்லேயும் பலூன் ப்ளவுஸ் வந்து double shade pink and orange மிக்சிங்கில் இருக்குது டார்க் ஆரஞ்ச் அண்டு பிங்க் மிக்சிங்கில் இருக்குது ஸோ இந்த பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நல்லா பிரைட்டாகவே இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ இப்போ இந்த சாரி நீங்கள் வாங்குறீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் six thousand five hundred rupees நீங்கள் பார்சல் வாங்கும்போது நீங்கள் கேஷாக கொடுத்து வாங்கிக்கலாம் சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் பார்த்துட்ருக்கீங்க body of sari golden yellow பல்லுவன் blouse pinkish orange double shade international ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அது எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க sari number twenty nine body of sari royal blue பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் சப்போஸ் புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு சாரி புக் பண்ணிட்டீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க அதை செப்பரேட்டாக வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வீடியோ காலில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பர்டிகுலரான சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கேர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ காலில் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக ஓவரால் கலெக்ஷன்ஸு ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ காலில் முடியாதுங்க பர்டிகுலராக ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ காலில் பார்த்துக்கலாம் புக் பண்ணிக்கலாம் பழுவன் blouse navy blue body of sari pink colour இதுவுமே டபுள் ஷேடில் தாங்க வருது sari number three zero thirty இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு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 வரக்கூடிய புட்டாவில் லைட்டாக விலகி இருக்கிறது ஸோ இதெல்லாமே காமனாக எல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ்லேயுமே வரக்கூடிய ஒன்று தாங்க சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கைத்தறி சாரீ வாங்க போகிறீங்க பியூர் சில்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சாரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க பாடி ஆஃப் சாரீ ரெட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீம் கலர்லேயும் இருக்குது சாரீ நம்பர் தேர்ட்டி டூ பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக் பேக் யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்த்தீங்க ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்